வணக்கம் இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் லட்சங்கள் தான் இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்திய ராணுவ நிலையில் சீன இளைஞர்களும் ஜப்பான் இளைஞர்களும் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா மாதம் சம்பளம் ஐடி கம்பெனி ஆசான இளைஞர்கள் வாயை திறந்துட்டு போறாங்கன்னு நீங்கள் சொன்னாலும் வாகா எல்லையில் போய் நிற்கிறது யார் நம்ம இளைஞர்கள் தானே தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தாலும் சரி கேரளாவில் வெள்ளம் வந்தாலும் சரி தண்ணியிலேருந்து தூக்கி விடுறது நம்ம ஆளுதேன் தண்ணி கொடுத்து தூக்கி விடுறது நம்ம ஆளுதேன் இன்னைக்கு கஜா புயலில் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டப்பையும் வரதா புயலில் விழுப்புரம் மாவட்டம்லாம் விழுந்து கிடந்தப்பையும் நம்மளால தானங்க போய் கை கொடுத்தேன் மெரினால புரட்சி பண்ணது நம்ம இளைஞர் கொரோனால மீட்சி பண்ணது நம்ம இளைஞர் இளைஞர்கள் லட்சியங்களை நோக்கி பயணம் பண்ணல நீங்க எப்படி சொல்ல முடியும் கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாரு அங்க இருக்க முதியவர்கள் ஆதரவற்றவர்கள்லாம் இரவுல குளிர்ல போர்வை இல்லாம கஷ்டப்படுறாங்க மறுநாளே ஒரு மேஜிக் நடக்குது யாரோ எல்லாருக்கும் போய் போர்வை கொடுக்குறாங்க ஆனா யாரும் தெரியல இந்த பத்திரிகையாளரை தேடி போறாரு ரெண்டு இளைஞர்கள் போர்வைகள் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ போய் கேட்கிறாரு யாருன்னே சொல்லாம இந்த உதவி நீங்க எப்படி செஞ்சுக்கிட்டீங்க அதுல ஒரு இளைஞர் சொன்னாரு ஐயா சொல்லிட்டு செஞ்சா அது உதவி சொல்லாம செய்யறதா தான் சேவை அதுதான் நம்ம நாட்டுக்கு தேவை இது விவேகானந்த எங்களுக்கு காட்டின வழின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டாங்க இப்ப இந்த பத்திரிகையாளர் இப்படி முடிக்கிறார் தங்கள் யார் என்ற பெயரை கூட சொல்லாமல் இந்த மக்களுக்கு சேவை செய்கிற இந்த இளைஞர்கள் எனக்கு விவேகானந்தராகத்தான் தெரிகிறார்கள் சொன்னா விவேகானந்தர் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் விவேகானந்தராக வாழுகிற லட்சிய இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டிங்கிற கிராமத்தில் ரிஃபாத் சாருக்குன்னு ஒரு பையன் ஒரு அகில இந்திய விண்வெளி போட்டி அதில் தம்பியோட கண்டுபிடிப்புக்கு முதல் பரிசு கிடைக்கும் நாசா அசந்து போகிறேன் அப்படி என்ன கண்டுபிடிச்சேன் அறுபத்தி நாலு கிராமில் ஒரு சேட்டிலைட்டை கண்டுபிடிக்கிறான் நாசா வருது அந்த பையன்கிட்ட இந்த கண்டுபிடிப்பு எங்களுக்கு கொடு நான் உனக்கு லட்ச ரூபா இல்லை கோடி ரூபா தரேன்னு சொல்லு இந்த ரிஃபா சார் என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் கோடிகளை கொண்டு போய் குப்பையில் கொட்டுங்கள் என் கண்டுபிடிப்புக்கு நான் கலாம் சாட் என்று பெயர் வைத்து என் தேசத்திற்கு அர்ப்பணிப்பேன் சொன்னா ரிஃபாத் சாரும் லட்சிய இளைஞர்களின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அமெரிக்காவில் ஒரு இந்திய தம்பதி ஆனந்தம் ஆனந்தி அவங்க பேர் கால்நடை மருத்துவராக பணிபுரிகிறாங்க பல லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க ஆனால் திருப்தி இல்லை சொந்த ஊருக்கு திரும்பி கும்பகோணத்தில் பதிமூணு ஏக்கர் மாப்பிளச்சம்பா கருங்குருவை இந்த மாதிரி உணவு வகை எல்லாம் ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் செஞ்சு சாதிச்சாங்க அவங்க இன்னொன்று என்ன செஞ்சாங்க தெரியுமா கோயிலுக்கு சொந்தமான ஏழாயிரம் சதுர மீட்டர் அதெல்லாம் சொந்த செலவில் சுத்தம் பண்ணி முப்பது மூலிகை மரங்களை ஆயிரக்கணக்கில் நட்டு ஒரு குறுங்காடை உருவாக்குறாங்க அந்த மக்கள் அதை ஆனந்தம் தோப்புன்னு அழைச்சாங்க இதுலேருந்து என்ன தெரியும் இன்றைய இளைஞர்கள் லட்சங்களை எல்லாம் துச்சங்களை உதறி தள்ளிவிட்டு லட்சியங்களுக்காக ஓட ஆரம்பிச்சதை நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் ஒரு புத்தகம் ஒரு பேனா ஒரு இளைஞன் இந்த உலகை மாற்றுவதற்கான மிகப்பெரிய சக்தின்னு தன் லட்சியத்திற்காக உயிரையும் துறக்க தயாரான தோழி மலாலாவின் வரிகளை சொல்லி முடிக்கிறேன் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கித்தான் இருக்கிறது நன்றி வணக்கம் I congratulate காந்தி வேர்ல்டு பவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்